श्रीरञ्जितः कचपरिष्कृतबर्हिबर्हः इन्द्रस्तुतः प्रणमतां धिषणानुकूलः शुक्रेतराम्बुदपूर् वपुर्वृषपर्वकारी श्वश्रेयसं दिशतु वः खग தேவயானः திங்க் ஃபர்ஸ்ட் ஆக்டில் இன்னும் ஒரு பேஜ் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ த கான்டெக்ஸ்ட் இஸ் அந்த இவன் உள்ள வரான் the warrior is coming in and அவன் இன்ஃபார்ம் பண்றான் திருப்பியும் அசுரர்கள்லாம் வரா அப்படிங்கிறத சொல்றான் ஏ துவயா பூர்வம் அஹிதாக துவயா விகதாசவகா ஹி விகிதாக ஸோ அந்த வாரியர் வந்து எந்த அசுரர்கள்லாம் உன்னால முன்னாடி கொல்லப்பட்டார்களோ அவர்கள்லாம் திரும்பியும் அமராபுரிய அந்த அமரர்களுடைய புரி அலகாபுரிய வந்து there again trying to attack it அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் இன்ஃபார்ம் பண்றான் ப்ரகஸ்பதி வந்து எப்படி you know those people who are dead அவ எப்படி திருப்பி வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவர் சொல்றார் சமாதிகத்தோ அகம் யாசியாமி I'll meditate and think about what happened அப்படின்ன உடனே ஈசஸ் இதெல்லாம் சுக்கராச்சாரியஸ்ய தரிசனம் ஸோ கதம் ந உபபத்தியதே uh, uh, ஏன் இது ஃபிட் ஆகாது it will definitely it is definitely possible உபபத்தியத்தேன்னு how is it not possible it is definitely possible because சுக்கராச்சாரியர்னுடைய தரிசனம் அப்படி இருக்கு அவருடைய வியூ அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படி அப்படிங்கிறார் அது என்னங்கிறது ஒரு நிமிஷம் ஆர்த்தி அதுல வந்து Indran is asking how can it possibly possible and Brihaspati himself replies that Shukracharya அப்படிதான் அவருக்கு அவர் தானே தியானத்துல போய் கண்டுபிடிச்சிருக்கேன் அவர் கண்டுபிடிச்சாச்சு அதுக்குள்ள ஆமா ஞாத்தம் ஞாத்தம் பண்ணுடுறார் ஒரு நிமிஷம் அவர் சமாதியில இருக்கார் எனக்கு oh, புரிஞ்சிடுத்து புரிஞ்சிடுத்து அப்படிங்கிறார் இப்போ இந்திரன் ஆரம்பிக்கிறார் படிக்கிறாளா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா யார் பாக்கி நம்ம குரூப்ல உண்டு I think there some new people maybe they should start sure யார் ஆரம்பிக்கிறாள் Charu do you want to try I'll try, but uh, I don't know. Okay, I'll try. பரவாயில்ல வாங்க கதம் ஏகாட்சிணः ஆ கதம் ஏகாட்சிணः ஸோ இதுல வந்து தி டிஃபரன்ஸ் இந்த ஒரு மூணு லைன் கண்டினியூஸா படிச்சுடணும் ஸோ அடுத்த லைனையும் படிச்சிருங்க ப்ரஹஸ்பதி சஹசிராட்சः சஹசிராட்ச சஹசிராட்ச न अयमे अयम एकाक्षी यदि मनुते लोकसंहारकाक्षी மனசைவ மந்திரயித்வா பிரயோகம் நிஷ்யதி ஸோ ஏன் இதை சேர்த்து படிக்கணும்னு it has that play on the word அக்ஷர் கண்ணு ஸோ முதல்ல வந்து இங்க பிருஹஸ்பதி சொல்றது சுக்கராச்சாரியசிய தர்சனம் இது எல்லாமே சுக்கராச்சாரியனுடைய ஒரு தர்சனம் அவருடைய ஒரு பார்வை தான் அப்படிங்கிற உடனே கதம் ஏகாட்சினாக சுக்கராச்சாரியருக்கு ஒரே ஒரு கண்ணு தான் வாமனாவதாரம் போது அவர் வந்து ஹி லூசஸ் இஸ் ஐ உங்களுக்கு அந்த கதை தெரியுமான்னு தெரியல தெரியாது ஓகே சோ வாமனாவதாரம் போது வந்து பலி வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி அர்கியம் விடணும்னு பாக்குறான் சுக்கராச்சாரியர் வந்து பக்கத்துல நின்னுண்டு பண்ணாத இது விஷ்ணு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கார் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கின்றவர் அப்படின்னு வார்ன் பண்றாரு சுக்கராச்சாரியர் அப்படியும் அவன் கேட்கல ஜலம் விட போறான் அந்த கமண்டலுக்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா ஒரு வண்டு மாதிரி ஒரு வேஷம் போட்டு உள்ள போய் அந்த ஸ்பவுட்டை வந்து அடைச்சுடுறார் சுக்கராச்சாரியர் அடைச்சதுக்கு அப்புறம் விஷ்ணு வந்து பொறுக்கல ஒரு தர்பையை எடுத்து குத்துறாரு அந்த இடத்துல ஏதோ ஓட்டை இருக்கு போல இருக்கு அதுல இருந்து தண்ணி வர மாட்டேங்கிறதுன்னு குத்தின உடனே அவருக்கு ஒரு கண்ணு போயிடுறது சோ அதனால <laughs> சுக்கராச்சாரியருக்கு வந்து ஏகாட்சின்னு பேரு அவருக்கு ஒரே ஒரு கண்ணு தான் அந்த ஒரு கண்ணு இருக்கிறவரே இப்படி பாக்குறாரான்னு கேக்குறேன் with just one eye how is able to see so much and how is able to know this so கதம் ஏகாட்சிணா தர்சனம் is it the view of the person who has one eye So uh, not to not to digress, Arati, I'm just curious uh. about Sukracharya's role because he's supposed to be an ultimate guru. Mm. Also, should be uh, focused on righteousness so அசுரர்களுடைய ஒரு குருவா இருந்துட்டு how did he tolerate all the stuff these people were doing and not uh, சொன்னா கேட்கணும்ல சொன்னா கேட்கணும் அவருக்கு பவர்ஸ் இருக்கே இஸ் காட் பவர் see அதுக்கு if he uses his powers other way around if he uses his powers then it just uh, uh, it becomes ineffective on people who are not going to understand from it சி புத்தி இருக்கிறவா புரிஞ்சுட்டு வை ஷி ரிவைவிங் கட்டு போட்டு விட வேண்டியதானே அது ரைட்டு தான் <laughs> இதுக்கும் நல்லவா நல்லது கெட்டது சொல்றதுக்கு இருக்காம இதுக்கும் ஒருத்தர் இருக்கார் அப்படி இருந்ததுன்னா தென் அவர் வந்து அசுரர்களுக்கு குருவாவே இருக்க மாட்டாரு கரெக்ட் இல்லையா சோ இப்போ வந்து நீங்க வந்து சொல்றது வந்து பகவத்கீதையில வந்து ஏன் வந்து பீஷ்மர் வந்து வழி சப்போர்ட் இவர் இவர் மாதிரி இருக்கு அவர் அந்த சோ துரியோதனன் ஏன் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா அந்த அந்த அந்த குரூப்ல இருக்க so what whoever the leader they have to follow him no no but Mahavishnu Mahavishnu வந்து அவருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துட்டாரு ஆரோஸ் உட்காந்து வச்சு கரெக்ட் பட் அவரோட சாய்ஸ் இது he must have choose to the guru of these people so then he has take them he has to lead them properly personal choice இருக்கு இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ் அப்போ இவர் வந்து பிருகஸ்பதி என்ன சொல்றாருன்னா அவன் ஒரு கண்ணு உடையவனா இருக்கலாம் ஆனா நீ ஆயிரம் கண்ணு உடையவன் சஹசிராட்சன்னு இந்திரனுக்கு பெயர் போறோம் அவனும் பண்ணாத அட்டுலியம் கிடையாது எக்ஸாக்ட்லி சோ சஹசிராட்ச அப்படின்னு பிருகஸ்பதி இவரை கிண்டலா அட்ரஸ் பண்ணி ந எம் ஏகாட்சி எதி மனுதே லோக சம்ஹாரக அக்ஷி அந்த ஒரு கண்ணு you will not consider it as just one eye if you think of how he is trying to destroy the entire world லோக சம்ஹாரக அக்ஷி அவருடைய கண்ணு வந்து it is it is focused on லோக சம்ஹாரகம் எதி மனுதே இஃப் யூ திங்க் அப்போ அது வந்து ஒரு கண்ணு இல்ல உலகத்தையே சம்ஹாரம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய கண்ணாக நீ நினைத்தேனில் அவருடைய கண்ணும் ஒரு கண்ணு இல்லை நான் ஐயம் ஏகாட்சி ஏன்னா எல்லாரையும் பார்த்து இது பண்ணணும்னா அத்தனை கண்ணு அவருக்கு இருக்கு உனக்கு வேணா ஆயிரம் கண்ணு இருக்கலாம் ஆனா the way he functions it seems as if he has eyes everywhere மனசா ஏவ மந்திரயித்வா பிரயோகம் ந இஷ்யதி மனசா ஏவ பிரயோகம் நேஷ்யதி சாரி இது வந்து ஒரே வேர்டு மனசா ஏவ மந்திரயித்வா அவர் மனசுனாலேயே மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி யோசிச்சு பிரயோகம் நேஷ்யதி he will bring it to effect பிரயோகத்துல கொண்டு வந்துருவார் எப்படின்னு கேக்குறான் இங்க லோக சம்ஹாரக ஆக்ஷி அக்ஷின்னு சோ சம்ஹாரக பிளஸ் அக்ஷி சம்ஹாரக அக்ஷி தீர்க்கம் வந்துரும் சோ வந்து நயத்தியினுடைய future he you lead okay சரி கதம் இவ how is it possible Brihaspati மிருத சஞ்சீவன்யா மிருத சஞ்சீவனிங்கனால அப்படினு சொல்றார் அது என்னன்னு இந்திரன் கேக்குறான் இந்திரா உத பத்ரேனவா மிருத சஞ்சீவனிங்கிறது ஒரு கொடியா is it a creeper or is it a leaf பத்திரம் அதனால அவர் வந்து உயிர்ப்பிக்கிறாரா அப்படிங்கிறார் இது வந்து the next words that Brihaspati says ஒரு ஸ்லோகத்துல அமைஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பட் டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோக ரூபமா இல்ல I have just put it as a shloka அவ்வளவுதான் பட் வந்து அந்த இந்திரனுடைய அந்த ஃபார்மேஷன் லதையா but three third using third also use first இல்லையா குட் பாயிண்ட் சோ அது என்னன்னா மனசா ஏவ மந்திரயித்வா பிரயோகம் நேஷ்யதி மிருத சஞ்சீவன்யா பிரயோகம் நேஷ்யதி சோ கதம் பிரயோகம் நேஷ்யதி அவர் எப்படி அதை பிரயோகம் பண்றார் மனசுனால அவர் யோசிச்சு அவர் எப்படி பண்ண முடியறது அப்படின்னா with the help of Mrita Sanjivani so third case so Mrita Sanjivani சஞ்சீவனிங்கிறது with help of the creeper or with help of the leaf அப்படின்னு தேர்ட் கேஸ்ல கேக்குறேன் I got you put it that way or he could also ask is that a creeper or is that கேட்டுக்கலாம் அப்படி கேட்கலாம் ஆனா டிராமால நீங்க வந்து வரிசையா அப்படி சொல்லிண்டே வர்றச்சே அதோட சொல்றச்சே தான் அழகு அது ஓகே அல்லன்னா இப்ப நீங்க லதா உத பத்திரம்னு போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இத வந்து தேர்ட் கேஸ்ல இருக்கு இது வந்து hmm. எப்படி ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்தா if it is an objective to the earlier statement you will never know the the thing is uh, uh, was it with the help of a lata or a leaf அப்படி எடுத்துக்கணும் yes ஆமா உத அண்ட் வா ரெண்டுமே ஆர்னு அர்த்தம் ஓகே உத்தவா ம். அஹ், ந- ந லதா ந ச பத்திரம் பத்திரம் வா ந கிஞ்சிதபி पार्थिवं बीजाक्षराणि संयोज्य मन्त्रः कश्चित् तदु तदुद्धृतः ஆ, ததுத்ருதா ஸோ ந லதா நஜ பத்திரம் வா லதா கொடியும் இல்லை பத்திரம் வாபி ந நார் வாஸ் இட் லீஃப் ந கிஞ்சிதப்பி பார்த்திவம் it is not anything that is made of பிருத்திவி பார்த்திவான பிருத்திவினால இல்லை it's not an object physical object that can be seen பீஜாட்சராணி சம்யோஜ்ய பீஜாட்சரங்களை சேர்த்து பீஜாட்சரம் இஸ் எனி இந்த பிப்டி ஒன் லெட்டர்ஸ் சொல்லுவோம் பஞ்சாஷத் வர்ணங்கள்னு சொல்றது அந்த வர்ணங்கள் எல்லாமே பீஜாட்சரம் அதுல ஒன்னு ரெண்டு கோர்த்து சம்யோஜ்ய கஷ்டித் மந்திரா உத்ருதா தேன உத்ருதா இது திருதியா தத்புருஷம் சோ தேன உத்ருதா அவரால் எடுக்கப்பட்டது அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது சோ ஏதோ சில பீஜாட்சரங்களை சேர்த்து போட்டு அவர் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்திவம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க made of earth earthly it is not something எர்த்லின்னு வேணா சொல்லலாம் oh, ஏன்னா பார்த்திவனாலே பிருத்திவியாக okay. vikaraha, parthivam. Mm. So it is not of earth. Not earthly is the best thing, yeah. Mm. Continue பண்ணுவா இந்திரஹா ததஸ்ததா பிறகு மேல என்ன ஆச்சு பிருகஸ்பதி ச கலு தன் மந்திர பலேன நிகதான் திதிசுதான் சர்வான் புனர்ஜீவயதி அத்தः புனः பிரவிशति சோ பிருகஸ்பதி சஹா கலு அந்த சுக்கராச்சாரியா கலு தன்மந்திர பலேன தேன உத்ருதேன மந்திர பலேன அல்லது தசிய மந்திரசிய பலேன அவருடைய மந்திரத்தினுடைய பலத்தினால நிகதானு கொல்லப்பட்ட திதி சுதானு திதியினுடைய பிள்ளைகள் அசுரர்கள் சர்வானு எல்லோரையும் புனர்ஜீவயத்தை உயிர்ப்பிக்கிறார் பட்டஹா புனஃப் பிரவிஷதி அந்த வாரியர் திருப்பியும் வரான் இப்போ போயிட்டு ஏன்னா he was appointed to go and tell all of the அந்த ஒரு ஒரு கோட்டை அதிகாரிகிட்டையும் வந்து சாவதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் இல்லையா அதை பண்ணி முடிச்சுட்டோங்கிறத சொல்லணும் அவனுக்கு இப்போ ம் பட்டஹா விஜயோ மகாராஜஸ்ய இந்திரஹ என்னத்துக்காக கதம் இதானே என்னத்துக்கு திருப்பி வந்திருக்க எப்படி கதம் புனக ஆகதம்ங்கிறதுக்காக ஆக்சுவலி விஜயோ மகாராஜஸ்யனா அரசனுக்கு வெற்றிங்கிறான் அரசனுக்கு வெற்றின்ன உடனே கதம் இவ எப்படி எனக்கு வெற்றி ஜெயம் கதம் மமா ஜென்ரலா இந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்து ராஜா உள்ள யாராவது பாக்க வச்சு I think this is common term ஆமா வெற்றின்னு தான் சொல்லுவா இவன் வந்து லிட்டரலா அதை எடுத்துக்கிறான் இந்திரன் ஏன்னா he is in that state of mind now may victory be yours maharaja maharaja yeah Maybe- but he's be- he's been seeing so much of loss then how can you say வெற்றி எனக்கு அப்படின்னு கேக்குறான் so how can that be is asking but so இந்த பட்டர்னு கேட்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் imagine it to be a warrior because பட்டுங்கிறது I think it's a brahmin name so பட்டஹா ஆ. பட்டஹாங்கும் போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அது வந்து இதுல பட்டகாங்கிறது வரும் உங்களுக்கு வந்து ஆச்சாரியா பட்டஹா இட்டுட்ட ரெண்டு வரும் அதுல ரெண்டு ஸ்மால் டா ஓ ரெண்டு ஸ்மால் டா ஓகே ம் ம் sorry I didn't get that point இல்ல அதாவது you will find a lot of these uh, surnames but இல்லையா தேர் ஏ டீ அப்படின்னு போட்டுப்பா சோ பட்டர்ங்கிறோம் இப்போ பெருமாள் கோவில் எல்லாம் இருக்கக்கூடிய இவரை வந்து பட்டர்னு சொல்லுவா பிராமணா when it indicates a brahmin பட்டஹாங்கிற வாரியர் வந்து is a Kshatriya class is Bhatta is a brahmin class so எப்படி அது மைண்ட்ல இல்லையேங்கிறார் I think I it's different அவ்வளவுதான் ஓகே பட்டஹா हत Hmm. हता बहवो राक्षसाः शिष्टाः ம். गान्धीशीष शिखाः காந்திஷீகாக So, गान्धीशीखाः। பகவஹ ராட்சசாக ஹதாக பல அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள் சிஷ்டாக பாக்கி இருக்கிறவாள்லாம் காந்திஷீகாகன்னு ஓடிட்டான்னு அர்த்தம் Oh, காம் திசம் அதாவது காம் திசம் யாமி நான் எந்த திக்க நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லி ஓடுறவாளுக்கு காந்திஷிகாக அப்படின்னு பேரு போன கிளாஸ் இது ஒரு ரெஃபரன்ஸ் டு இந்த மாதிரி ஓடி போயிட்டான் சில பேர் கொல்லப்பட்டார் சில பேர் மயங்கி விழுந்தார் சில பேர் பலாயிதாகனு பார்த்தோம் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் ஆ வி வி சா தி வேர்ட் தே ரன் அவே அப்படின்னு அதே தான் இங்கேயும் காந்திஷிக்காக டெசர்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் so some this is opposite news he is saying that the the the have been killed or or chased away as chased away பாப்போம் தட்ஸ் வை இஸ் சேயிங் கதம் அஸ்மத் அனீகே அனீக சேனா so what is the status of our army so கதம் என்ன முறை நம்மளுடைய இதுல ஆர்மியில எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நிகதாக சோ நிஹிதா வச்சோம் நிஹிதா சொன்னோம்னா வைக்கிறது ஹி வைப்பது ஹா கொல்வது சோ நிஹதாங்கிறது கொல்றது ஆமா so some of them have been killed இந்திரः விஜயவார்த்தா ஸ்ரவேண ஸ்ரவணேன மிருதமபி மே பயம் சுக்ரவார்த்தா ஸ்ரவணேன புனர்ஜீவ புனர் புனர்ஜீவ जीवती इव हम्म। उपाय सो हम्म। विजयवार्ता श्रवणेन मृतमपि मे भय शुक्रवार्ता श्रवणेन पुनर्जीवति इव सो இப்போதான் வந்து சுக்கராச்சாரியர் சஞ்சீவனி மந்திரத்தினால திருப்பியும் அவளை வந்து உயிர்ப்பிக்கிறாங்கிறா there is just a battle that happened while these two were talking அப்போ a lot of rakshasas were killed at the same time some people ran away இவர் இப்போ சுக்ர சுக்ராச்சாரியர் வந்து சஞ்சீவனி மந்திரத்தினால எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஐ எம் விக்டோரியஸ்ங்கிற ஒரு செய்தியும் இருக்கு பட் uh, என்னுடைய பயம் சுக்கராச்சாரியரை பத்தி கேட்ட உடனே என்னுடைய பயம் மறுபடியும் உயிர்ப்பிச்சா மாதிரி இருக்கு அப்படிங்கிற த பிளே தேர் இஸ் இப்ப பார்த்தீங்கன்னா விஜய வார்த்தா ஸ்ரவணேன by listening to this words of victory அபி மே பயம் even though my fear has been you know ஒரு மாதிரி assuaged because of listening to this victory இந்த வாரியர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொன்ன இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல என்னுடைய பயம் வந்து தூங்கிட்டு இருந்தா கூட அல்லது போயிடுத்து இட்ஸ் ஆக்சுவலி டெட் ஆனாலும் முன்னாடி பிருகஸ்பதி வந்து சுக்கராச்சாரியரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ மிருத சஞ்சீவனினால உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால சுக்கர வார்த்தா சிரவணேன சுக்கராச்சாரியஸ்ய நியூஸ் அவருடைய நியூஸ பத்தி கேட்ட மாத்திரத்துல என்னுடைய பயம் இப்போ கொல்லப்பட்ட என்னுடைய பயம் புனர்ஜீவதி இவ அது மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு so the fear that had been killed uh, has uh, has been aroused after listening to uh, Shukracharya, Shukracharya's words words it has come back alive என்ன Shukracharyar is responsible for bringing back everything alive yeah so அதனால இவனோட பயம் கூட இட் இஸ் கம் பேக் அலைவ்ங்கற மாதிரி இருக்கு okay okay okay interesting so அதனால ஆச்சாரியா बृहस्पति சிந்தியதாம் உபாயா திங்க் ஆஃப் சம் ஐடியா ஏதாவது பண்ணுங்கோ ம் चिन्तनीय चिन्तनीय एव ஆ சோ சிந்தனீயா ஏவ யோசிக்கணும் டெஃபினட்டா யோசிக்கணும் We must- இதுக்கு ஒரு you should. Idea. You should. Okay. Ah it should So இது வந்து இது வந்து it must be thought like like a passage. ஆமா it must be thought of ஆமா ம். சர்வே நிஷ்கிராந்தாக இது பிரதமோங்கः சரியா द्वितीयाङ्कः செகண்ட் ஆக்ட் வேற யாராவது படிக்கிறீங்களா இல்லைன்னா Latha or Lakshmi if you want Ah. நான் படிக்கட்டுமா Well, actually, Ah, next, okay. next class I will take up. Mm. ஆ ஓகே ஃபைன் லதா படிங்க अ, द्वितीयो अङ्गः बृहस्पति बृहस्पतिः आश्रमप्रदेशः अ, वे वेदाध्यायी कचकुमारः निमीलिताक्षः सहना भवतु ओ सहना भवतु सहनौ भुनतु ஆ अथवा அது ओके ओके इति अ, सूक्तमधीयन अधीयना அதீயானः अधीयानः तिष्ठति ம் अ, तदन्तरे अ, इन्द्रः प्रविशति ஓகே ஸோ ப்ரஹஸ்பதேகே ஆசிரமம் பிரதேசா சீனை வந்து செட் பண்றார் so usually these brackets give you the scene first and யார் வரா யார் வரப்போறா அதை சொல்றா ச பிருகஸ்பதேஹே ஆசிரம பிரதேசா பிருகஸ்பதியினுடைய ஆசிரமம் அங்க இருக்கு வேத அத்தியாயி வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய கச்சகுமாரா கச்சன் அங்க வந்து பிருகஸ்பதியினுடைய புள்ள சோ கச்சகுமாரா நிமீலிதாட்சா கண்ணை மூடிண்டு the scene starts off with Kachan அங்க நின்னுண்டு அவன் சூக்தம் சொல்லிட்டு இருக்கான் சகனாவது இது சூக்தம் அதியானஹா அதியானஹா படித்து கொண்டிருப்பவனாக இது வந்து ஷானச் பிரத்யம் அதீதே அப்படிங்கிற ஆத்மநேபதி ரூட்டு அதுதான் லட்லகாரம் அதீதே அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் ஜெரண்டு போடுறச்சு உங்களுக்கு வந்து ஷானச் பிரத்யம் வரணும் ஆத்மநேபதிக்கு ஸோ அதனால அதியானஹா படித்து கொண்டிருப்பவனாக திஷ்டதி நிற்கிறான் தது அந்தரே ஆஸ் இஸ் ஸ்டாண்டிங் தேர் மீன்வாயில் இந்திரஹா பிரவிஷதி இந்திரன் உள்ள நுழையறான் ஓகேயா நேத்ரே உண்மீலிய ஆஹோ தேவராஜ ஸ்வாகதம் இதமஸ்து சோ நேத்ரே உண்மீல்ய கண்ண தரந்து அஹோ தேவராஜ ஸ்வாகதம் இதம் அஸ்து இந்த may this welcome be to யூங்கிற மாதிரி லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்றது என்ன பண்றது <laughs> ஆமா திஸ் இஸ் யுவர் வெல்கம் வெல்கம்னு சொல்றேன் அவ்வளவுதான் அங்க சரி ஸ்வாகத்தம் உமக்கு let this be your welcome okay ஆமா இந்த அனுதிஷ்ட பிரயோஜனா ஆகச்சந்தி மகாஜனாக ஆசியதாம் ந அனுத்திஷ்ட பிரயோஜனா உத்திஷ்டம்னா உத்திஷ்டம் பிரயோஜனம் அனுத்திஷ்டம் பிரயோஜனம் சோ அனுத்திஷ்ட பிரயோஜனம் இல்லாமல் உத்திஷ்டனா ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மகாஜனாக ந ஆகச்சந்தி வரமாட்டார்கள் சோ நாவ பார்த்தாலே நம்ம வர்போட <laughs> சேர்த்துன்றணும் சாரி சோ ந அனுத்திஷ்ட பிரயோஜனா ஒரு பிரயோஜனம் உத்தேசமாக இல்லாமல் மகாஜனங்கள் வரமாட்டா there are actually two negatives here if you see இங்க வந்து ந அண்ட் அனுதிஷ்டால ஒரு ந இருக்கு ஓகே சோ உத்திஷ்ட பிரயோஜனாக ஏவ மகாஜனாக ஆகச்சந்தின்னு புரிஞ்சுக்கணும் அதை சோ பெரியோர்கள்லாம் வரான்னாலே ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசம் வச்சுட்டு தான் வருவா so without purpose in mind they do not come ஆசியதாம் உட்காருங்கோ இந்திரஹ இந்திரஹ அகம் அபிவாதையே இந்திரன் நான் உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன் கச்சக குமார குமாராக அகம் கலு குமாரஹ அகம் குமாரக அகம் சாரி குமாரக அகம் கலு பிதரக அபிவாத்தியக அபிவாத்தியாக இருக்கணும் அபிவாத்தியாக குமாரோ அகம் பிதரக அபிவாத்தியாக நான் சின்ன பையன் அப்பாக்கள் தான் வந்து எல்டர்ஸ் தானே வந்து நமஸ்காரம் பண்ணப்பட வேண்டியவா so only they have to be இது நான் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறான் அதுக்கு அழகா பதில் சொல்றார் குருகுமாரக அபி அபி அபிவாத்திய குரு பிள்ளையா இருந்தாலும் குரு புத்திரோ அப்படி அபிவாத்தியா ஆக்சுவலி பாகவதத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் அஸ்வத்தாமாவை தரதரன்னு இழுத்துட்டு வருவான் அவன் ஹி பிரம்மாஸ்திரத்தை போடுறச்சு எல்லா குழந்தைகளும் வந்து கொன்னுடுறான் இல்லையா பாண்டவா புத்திராள் எல்லாரையும் கொன்னுடுறான் அதுல அதுக்கப்புறம் அவனை அந்த பிரம்மாஸ்திரத்தை எதிர்த்து அர்ஜுனன் வந்து அவனை பிடிச்சு இழுத்துட்டு வரான் அப்போ திரௌபதி சொல்றா குரு புத்திரா எம்ங்கிறா see you have to show the same respect that you show to your guru to Ashwatthama also அவனை நீ வந்து இலக்காரமா இது பண்ணக்கூடாதுன்னு அவ அட்வைஸ் பண்ணுவோம் அதனால்தான் அவனை அதுக்கப்புறம் இது பண்ணி அவமானப்படுத்தி அமுச்சு அவனை கொல்றது கிடையாது பட் ஆத்த தாயி அவன் எதிர்நோக்கி வந்து சண்டை போடுறான் குழந்தையில கொண்டு இருக்கான் he is not to be left alone அப்படின்னு வாதம் நடக்கும் அந்த இடத்துல பட் குரு புத்திராங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அவனை விட்டுருவான் uh, அது இருக்கு அதனாலதான் சிரஞ்சீவியா இந்த உலகத்துல சுத்தின் இருக்கான்னு பேரு ஏன்னா இருக்கிற எல்லா பாப்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் இன்னமும் லாங் லைஃப்னா நம்ம வந்து ரொம்ப லாங் லைஃப் இஸ் வெரி குட்னு நினைச்சுட்டு இருக்கோம் but the more you live in the world it's more டிஃபிகல்ட்ல ம் घृतकोशतकी शातकी अ, घृतवत् प्रकाशं कच अ, अनु अनुद्देश अनुद्देशमपि सम्यक् पृष्टं त्वया ம் சோ தத் ததா ஆஸ்தாம் அது இருக்கட்டும் அதாவது குருகுமாரோ அப்படி அபிவாத்தியான்னு சொல்றச்சு ஆமா ரைட்டுன்னுட்டு யூனோ கச்சன் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாங்க சி he realizes that he is a young guy அதனால அவன் வந்து he is not in a position to give இந்திரா ப- ப- இது blessings அதனால தத்ததா ஆஸ்தாம் அது இருந்துட்டு போட்டோம் he avoids that topic and that shows his character here இல்லையா தத்ததா ஆஸ்தாம் அபி குஷலினோ மிருதாந்தசா அந்த ஓ வர்றச்சு பின்னாடி இருக்கிற ஆ வந்து நம்ம யூஸ்வலி ஒரு எஸ் போட்டு எழுதுவோம் தெரியுமா அந்த எஸ் வந்து அமிர்தாந்த சகான்னு அர்த்தம் பட் யூஸ்வலி அந்த எஸ்ங்கிறது வந்து எழுதுறது இருக்கே அந்த அவகிரகம்னு பேரு அந்த அவகிரகா வந்து is a later incorporation original books எல்லாம் பார்த்தோம்னா அந்த அவகிரகம் ரொம்ப இருக்காது அப்புறமா அப்புறமா வந்து because it became difficult to distinguish between whether it is அமிர்தாந்தசா ஆர் மிருதாந்தசா தே ஸ்டார்டட் யூசிங் தி அவர்கா to indicate whether there is an there are not இப்போ இல்ல he uses that option and place here and he says குஷலினோ சஹா கஜன் மனசுல வச்சுட்டு கேட்கறது என்னன்னா அமிர்தத்தை சாப்பாடாக வச்சுட்டு இருக்கிறவா அந்தஸ் அந்தஸ்னாலே ஃபுட்னு அர்த்தம் அன்னம் சோ அமிர்தமேவ அந்தகா ஏஷாந்தே அமிர்தாந்தசா சோ தேவர்களுக்கு தே ஹாவ் அமிர்தம் தேர் ஃபுட் அதனால குஷலினஹா ஆர் யூ ஆல் வெல் அப்படிங்கிறதுக்காக கேக்குறான் ஸ்வகதம் இவன் வந்து மைண்ட்ல சொல்லிக்கிறான் ஸ்வகதம் அண்ட் பிரகாஷம் யூஸ்வலி ஸ்வகதம் வில் ஆல்வேஸ் ஃபாலோ வித் பிரகாஷம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இல்லைன்னா இல்லாமலும் இருக்கலாம் sometimes you can just have a mind voice and talk to yourself so ஸ்வகதம்ங்கிறது தனக்குள்ள தானே பேசிக்கிறது அமிர்தாந்தசகா என்ன அமிர்தத்தை சாப்பிட்றவாங்கிறானே கிருத கோஷாத்தகி கிருதவது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இங்க கிருத கோஷாத்தக்கின்னா நெய்ய வியாபாரம் பண்றவன் நெய்ய வந்து சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த கோஷாத்தக்கிங்கிற வேர்டுக்கு வந்து டிக்ஷனரியில பார்த்தோம்னா கரெக்டான மீனிங் கிடைக்காது சில பேர் இதை வந்து நெய் வச்சுட்டு இருக்கிற பையங்கிறா நெய்ய வந்து இந்த லெதர் பேக் மாதிரி அதுல வந்து எடுத்துட்டு போவா போல இருக்கு விக்ரமா டப்பா கிப்பாலாம் தூக்கிறதுக்கு பதிலா லிக்விட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அந்த லெதர் பேக்ல தூக்கிட்டு போகிறது உண்டு ஸோ நெய்யனுடைய பை நெய்ய தூக்குற அந்த பை வந்து எப்படி நெய்ய சாப்பிட மா சாப்பிடாதோ அது போல we are just keepers of that அமிர்தம் வி டோன்ட் ஹாவ் த இது to keep on eating it எப்ப வேணுமோ நம்ம சாப்பிட்டு உயிர் பிச்சுக்கிறதுங்கிறது முடியாது அதனால we are like ghee merchants who are taking ghee but we don't have the right to eat it ourselves அப்படிங்கிறான் ஸோ கிருத கோஷாத்தகி கிருதவத்து பிரகாஷம் உடனே ஓபனா கச்ச அனுத்தேசம் கிருத இவ வத்துங்கிறது வந்து இஸ் அ பிரத்யம் that you use to indicate இவ சாதிருஷ்யம் லைக் லைக் சரியா சோ லைக் கி அப்புறம் ஆமா சப்த மஞ்சரியில இல்லைன்னா இந்த மாதிரி அப்படின்னு வருமே அது அதுல அப்படிதான் போகும் ஆமா ஆமா கீழே அதெல்லாம் போட்டிருப்பான் இல்லையா சப்தவத் அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு சப்தவத் அப்படின்னு எழுதிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கோம் ராமசப்தவத் அப்படிங்கிறோம் சோ ராமசப்த இவ பிரகாஷம் பிரகாஷம் ஓப்பனா சொல்றான் இப்போ கச்சனை பார்த்து அட்ரஸ் பண்ணி அனுத்தேசம் அபி உத்தேசம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் சமயத் பிருஷ்டம் தொயா நீ நன்னா கேட்ட even though you did not have the goal to ask about மிருதாந்தசா நீ அமிர்தாந்தசான்னு சொன்ன ஸோ மிருதம் அந்தஹாங்கிறச்சு மிருதம் சோ என் சாப்பாடு சாப்பிடுறதுனால இப்ப வந்து தேர் ஆல் மிருதாந்தசா அப்படின்னா வந்து செத்து போயிட்டாங்கிற அர்த்தத்துல இருக்கு இல்லையா அமிர்தாக்கு பதிலா அமிர்தம்னா one who does not have any death வேற இஸ் மிருதாந்த சகாங்கிறச்சு அவ சாப்பிடுற சாப்பாடு அவளுக்கு வந்து ஜீர்ணமாயி அது அப்படியே it also leads to mortality for them அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடுறது பிகாஸ் இஃப் தட் அவகிரகம் இல்லைன்னா you can only say it as மிருதாந்த சகான்னு மாத்திரம் சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு அந்த இடத்துல So hmm. anuddesham api, even if you did not have that in mind, kacha, சமயக் பிருஷ்டம் துவயா நீ கரெக்டா கேட்டுட்டேங்கள ஏன்னா அவளோ எதுக்காக அதை சொல்றா கரெக்டா கேட்டேன்னு அவ சைடுல எல்லாருமே இப்ப செத்து போயிட்டு இருக்காளோ இல்லையோ தேவர்கள்லாம் இப்ப வந்து அமராகா இல்லையே மராகா ஏவ எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கா அவளுக்கு அதனால நீ வந்து உனக்கு இப்ப தெரியாமலேயே by accident you was the correct thing கச்சஹா கச்சக கிம் இவ அனாலோச்சியம் கேட்ட அப்படின்னு உடனே அன அனலோச்சிய அனாலோச்சிய பிரஷம் என்ன சொன்னேன் பிரஸ்லேஷம் அனாலோச்சிய ஓ அனாலோச்சிய அஸ்லிஸ்லம் भणितं मया सर्वे सर्वे सर्वे सन्त्वं वृदान्तसः அமராக்ஷ் அமராஷ்ச நானும் க்ஷம்யதாம் அவன் புரிஞ்சுட்டான் உடனே இவர் எதுக்கு சொல்றாருன்னு ஏன்னா மிருதாந்த சகான்னு நீ யோசிக்காத யூ ஹவ் செட் தட் அப்படின்னு உடனே நானும் க்ஷம்யதாம் ஃபர்கிவ் மீ மகாராஜ அவகிரக பிரஸ்லேஷம் அனாலோச்சிய விதவுட் திங்கிங் அபவுட் தட் அந்த அவகிரகம் விட்டுடுத்து பிரஸ்லேஷம்னா டிராப்பிங் ஆஃப் தட் அவகிரக அது இருக்கும் there is a possibility of taking that word as without that அவகிரகம் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையே அனாலோச்சிய விதவுட் திங்கிங் தட் அஸ்லி அஸ்லீலம் பலி பணிதம் அஸ்லீலம்னா something that is crude or something that should not be said அதுக்கு வந்து அஸ்லீலம்னு பேர் வல்கர்னு யூஸ் பண்ணலாம் அஸ்லீலம்னா கெடுதல்னு சொல்லலாம் it can also mean obscene or unpleasant இந்த இடத்துல அன்பிளசன்ட்னு எடுத்துக்கலாம் இன்அப்ராப்ரியேட் பட் அஸ்லீலம் இஸ் அன்பிளசன்ட் அக்லி ஒரு மாதிரி சரி நன்னா இல்லாம இருக்கிற ஒரு விஷயத்தை பணிதம் மயா it is been said by me ஏன்னா இதுல காவியங்கள்ல பார்த்தோம்னா இதெல்லாம் you'll have to be careful when writing shloka in this manner so generally இந்த மாதிரி அவகிரகம் இருக்கா இல்லையாங்கிறதுல டவுட் வரும் நிறைய பேருக்கு சாஸ்திர புஸ்தகத்துல இட் இஸ் ஓகே பட் காவியத்துல வந்து அழக கொடுக்கிற இடத்துல வந்து you will have to try to avoid something which is very unpleasant which could give the wrong meaning அதை வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும் ஆமா சொன்ன ஒன்னு சொன்னேன் மேக்ஸ் பெட்டர் காவியம் வாட் இருக்கிறத வந்து கிரேட் காவியம் பிகாஸ் ஆஃப் தட் அஸ்லீலம் பணிதம் மயா நான் தவறா சொல்லிட்டேன் சர்வே சந்து அமிர்தாந்தசகா ஆத்தி வந்து அந்த அவகிரகம் போடுறது போடாம இருக்கிறது அன்பிளசண்டா அன்பிளசன்ட் பிகாஸ் மிருதான்னு வந்துடுறது அதனால ஆமா it's not a necessity to write that and it is only a written form it is not a spoken form பேசர்ச்சு குஷலினோ மிருதாந்தசகா அப்படின்னு சொல்றோம் அது வந்து அவகிரகம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறவாளுக்கு பொறுத்து குஷலினோ அமிர்தாந்த சகானும் நாம் பிரிச்சுக்கலாம் குஷலினோ மிருதாந்த சகானும் பிரிச்சுக்கலாம் பேசுறச்சே ஃபாஸ்டா பேசலாம் இல்லையோ அதனால சோ அவகிரக பிரஸ்லேஷம் அனாலோச்சிய I did not think about the fact that it could be dropped அந்த அவகிரகம் could be dropped off so in the writer's time அவகிரகா வாஸ் நோன் இது வந்து உங்களுக்கு வந்து 19 சென்ச்சுரி. சோ 1900 நைன்டீன் நாட் 5ல தான் பொறந்தாரு இவர். ஆர் சம்திங் சும்மா இந்த அவகிரகத்தை பத்தி சொல்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆ. ஆமா. அத வந்து he is just incorporated it in his drama as a nice tactic to nice. Very nice. Give a twist. So இப்படி கூட சொல்லலாம் இல்லையோ? சர்வே சந்து அமிர்தாந்தசஹா அமராஸ்ச. இந்த இடத்துல you cannot avoid that uh சந்து அமிர்தாந்தசகான்னு சொல்றச்சே சந்து பிளஸ் அமிர்தாந்தசகா அந்த uh is very clearly heard here so அப்படி அமிர்தாந்தசகா குஷலினஹான்னு கேட்டிருக்கலாம் இப்போ இந்த சகாவை முன்னாடி போட்டிருந்தா வச்சுக்கோங்களேன் அப்படி சகா குஷலினஹானா there will be no doubt but he wanted to get in that idea of தேவாஸ் are being you know killed every day எங்களுக்கு இன்னும் அந்த அமிர்தத்தினுடைய ஒரு எஃபெக்ட் இல்லப்பா அப்படிங்கறத எப்படியாவது கான்வர்சேஷன்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரமாட்டிக்கல் uh, எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கார் அழகா ஸோ சர்வே அமராகா மே ஆல் த தேவாஸ் பி அமிர்தாந்த சஹா be always people who have அமிர்தம் அவளுக்கு கையில அமிர்தம் எப்பவும் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்கிறான் கச்சன் ம் इन्द्रः अस्माकम् अमरत्वम् अद्य भवता सम्य अ, सम्पाद्यम् அதான் சொன்னேன் எப்படி இங்க கச்சனுக்கு அந்த ஒரு ஐடியாவை கொண்டு வரணுங்கிறதுக்காக இத கொ- பண்ணியிருக்கார் எழுதியிருக்கார் அஸ்மாக்கம் அமரத்துவம் ம், எங்களோட அஹ், என்ன இம்மார்டாலிட்டி அத வந்து பவதா ஏவ சம்பாத்தியம் அத்ய you have to bring that impart immortality for us today உன்னாலதான் பவதா ஏவ பவதா தங்களால் அத்திய அத்திய இன்னைக்கு அஸ்மாக்கம் எங்களுடைய அமரத்துவம் இது சாகாமல் இருக்கும் தன்மை என்பது சம்பாத்தியம் சம்பாதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு இந்திரன் வந்து சொல்றான் ஹி புட்ஸ் ஃபோர்த் திஸ் எதுக்காக தான் வந்திருக்கோங்கிற காரியத்தை சொல்லணுமோ இல்லையோ அது கச்சக நனு கதம் மயா அத்திய கதம் மயா அத்திய இன்னைக்கு எப்படி how come how can I contribute and today வா அப்படின்னு கேக்குறான் पुरैव दत्ता किल कूर्मभौमिकाम् उपेयु उपेयुषा मन्थन अ, शैलधारिणा रमाधवेनापि च विश्वमोहिनी प्रभाजुषा क्वा को हि सुधा அசுதாரிணி நான் <laughs> நான் இந்த அவகிரகத்தை இங்க போட்டு வச்சிருக்காரு அவர் அப்கோர்ஸ் பிரிண்டிங் எப்படி பண்றா என்னங்கறதெல்லாம் இருக்கு இது இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்ல அதுலயே முடிச்சுட்டு அந்த அவகிரகத்தை see if you use the same technique again and again then it becomes boring அந்த கரெக்ட் அவகிரகத்தை பத்தி அது ஒரு ஐடியா கொண்டு வந்து முடிச்சா ஆமா இப்ப என்ன சொல்றான்னா கச்சன் வந்து கதம் மயா நான் எப்படி பண்றது அதுவும் இன்னைக்கா ஹிசஸ் முன்னாடியே அமிர்தமானது விஷ்ணுனால கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அதை போய் இன்னைக்கு நான் பண்றதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிற நான் how can I bring back அப்படிங்கிறதுக்காக he starts off by saying the shlokam so புறா ஏவ முன்பே கூர்ம பௌமிகாம் உபேயுஷா ஒரு அப்ஜெக்டிவ் மந்தன சைலதாரினா ரெண்டாவது விஸ்வமோகினி பிரபா ஜுஷா மூணாவது அப்ஜெக்டிவ் ரமாதவேன தவஹா ஹஸ்பண்ட் சோ ரமா தவஹாங்கிறது ரமாயாக தவஹா husband of Rama which is Mahavishnu so Mahavishnu எப்படி இருந்தார் முன்னாடி கூர்ம பௌமிகாம் உபேயுஷா கூர்ம பூமிகாங்கிறது பௌமிகான்னாலே பாத்திரம்னு அர்த்தம் கேரக்டர்னு அர்த்தம் one who took on the disguise Bhumika, of role, mm. role ah, one who took on the role of uh, uh, kurma or a tortoise so kurma bhaumikam upeyusha upeyivan உபேயிவாம்சம் உபேயிவாம்சா இது நம்ம வந்து எதுல படிச்சிருக்கோம் ரகுவம்சத்துல நிர்விஷ்ட விஷயஸ்னேகா ச தசாந்தம் உபேயிவான் அப்படின்னு இருக்கு one who has approach the end of his இது வார்த்தக்கிய தசா அப்பவே உபே யுஷ் உபே இவான் அப்படிங்கிறது ஒன் ஹூ இஸ் அப்ரோச்சிங்னு அர்த்தம் இங்க வந்து one who has taken up உபே யுஷாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு சரியா so one who has taken up the role of Kurma role of a tortoise so புறா முன்பு கூர்ம பௌமிகாம் கூர்மாவதாரத்தை உபேயுஷா எடுத்துக்கொண்டவராலும் எடுத்துக்கொண்டவரான அடுத்தது மந்தன மந்தன சைலதாரினா மந்தனம் அடையிறது கடை இல்ல மந்தனங்கிறது வந்து அந்த மத்து மத்துக்கு வந்து மந்தனம் English rod churning rod churning rod now. we can't do ஆமா இந்த சேர்னிங் ராடா வந்து எது இருக்குன்னா ஷைல அந்த மலை ரைட்டா சோ மலை வந்து மந்தர மலைங்கிறது ஒரு மந்தனம் ஒரு மத்து மாதிரி இருக்கக்கூடிய மந்தர மலை மந்தர மலையை தாரி தூக்கினவரான சோ மந்தனமேவ மந்தனாய சைலம்னு எடுத்துக்கலாம் மந்தனம்ங்கிறது சேர்னிங்கிற ப்ராசஸ் எடுத்துட்டோம்னா ஆர் மந்தனம்ங்கிறத மத்துன்னு எடுத்துட்டோம்னா மத்துங்கிற ஒரு மத்தாக ஆக்கப்பட்ட மலை மந்தனமிவ சைலம் தரதி இது மந்தன சைலதாரி சோ மத்த வந்து மத்தாக இருக்கக்கூடிய மந்திர மலையை தூக்கினவராக உம் அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் மூணாவதா மோகினி அவதாரத்தை எடுத்துட்டு வேற அவர் வந்து கொடுத்தார் ஏமாத்தினார் சோ விஸ்வ மோகினி பிரபா ஜுஷா ஜுஷா ஜுட்டுனாலே ஒன் ஹூ ஹேஸ் ஜோஷத்தை one who has the luster of a Mohini, one who attracts the entire world vishwa mohini so vishwa mohini prabhajusha உலகத்தை மோகிக்க Kondavarana Rama Dhavena Rama கொண்டவரான ரமாதவேன ரமா லக்ஷ்மியினுடைய பத்தியான Vishnu Vinal Vaha உங்களுக்கு Vaha Yushmabhyam வரணும் அதே சோ யூஷ்மபியம் இந்த இடத்துல ஃபோர்த் கேஸ் சோ உங்களுக்கு அசுதாரிணி சுதா தத்தா கில அசுதாரிணி அசுனா பிராணன் பிராணன்களை தரிக்கின்றதான ஒரு சுதா அமிர்தமானது தத்தா கில கொடுக்கப்பட்டது இல்லையா அவர் வந்து முன்னாடியே ஒரு கூர்மா அவதாரம் எடுத்து மந்திரமலைய தூக்கி மோகினி அவதாரம் எடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து சுதாவை கொடுத்தார் இப்ப திருப்பியும் எங்கிட்ட வந்து கேக்குறியே அமிர்தம் என்ன பண்றதுன்னு இப்ப அதுதானே இங்க வந்து கேக்குறார் அஸ்மாக்கம் அமரத்துவம் பவதா சம்பாத்தியம்ங்கிறார் how'd I be responsible for your immortality அன்னைக்கே விஷ்ணு உங்களுக்கு அந்த இம்மார்டாலிட்டிக்கு உண்டான நெக்டரை கொடுத்துட்டாரே why are you coming in asking me சம்பாத்தியம் எனக்கு புரியல சம்பாத்தியம் sampadayitum yogyam that which has to be earned okay it has to be earned to, uh, obtained so you have to obtain uh, சொல்றாங்க பவதா சம்பாத்தியம்ங்கிறச்சு உங்களுக்கு கர்மணி பிரயோகத்துல இருக்கு ஸோ பவான் அஸ்மாக்கம் அமரத்துவம் சம்பாதய ஆர் சம்பாதயே சம்பாதயது பவான் சம்பாதய அமரத்துவம் ஃபார் அஸ் அமரத்துவம் must be obtain by you for us எஸ் இப்ப இது கூர்ம பௌமிகம் சொன்னேன் பௌமிகாம் சொன்னேன் பௌமனால ஏர்த் தானே அது பௌம் பூமிகாங்கிறது வந்து வேஷம்னு அர்த்தம் எர்த் அர்த்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது உங்களுக்கு கூர்ம பூமிகாம்னா ம் இல்ல பௌமிகாங்கிறச்சு சரி டெரஸ்ட்ரியல்னு எடுத்துக்கலாம் நீங்க பௌமனால ஏர்த் தானே பௌம பௌமன தான் பூமிகாயாக இதம் பௌமிகம் ஸோ கூர்மா பௌமிகாங்கிறச்சே பூமிகாங்கிறச்சே பாத்திரம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் இல்லைன்னா கூர்ம பௌமிகாங்கிறது அர்த்தன்னு சொன்னோம்னா தாங்கின்னு தாங்கின்றது அவர் அர்த்த தூக்கினவர் இல்லையே இதுல அர்த்த தூக்கலையே அது வராக வராக அதனால அது ஒர்க் ஆகாது அது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது கரெக்ட் வராவதாரம்னு ஓகே கூர்மாவதாரத்துல பூமி சம்பந்த ஆர் பூமி சம்பந்தமாக இருக்க சரிவா வரல வேண்டாம் பூமிக்கான எடுத்துக்கோங்க பாத்திரம் ஹிந்தி ஹிந்தியில பூமிகா மீன்ஸ் ரோல் சினிமா ரோல் ஆமா சரியா இதோட நிறுத்திப்போமா